நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லக்கூடியது ரிது கால சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறுமி வந்து சிறுமியவள் செல்வியாவாள் செல்வியவள் மணப்பெண்ணாளால் மணப்பெண்ணவள் மனைவியாவாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் ஒரு விளம்பர பாடல் அதாவது பெண் வந்து பால் முதிர்ச்சியாகி முதல் மாதப்போக்கு உதிரப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டாடுவது இதை வந்து ஊர் கூடி ஊட்டம் கொடுப்பது அப்படின்னு சொல்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து ஊரே சேர்ந்து பலகாரங்கள் அதை உடல் வந்து ஸ்திரமாகிறதுக்காக எலும்பும் தோலுமாக விளையாடிட்டு இருக்கிற பொண்ணு ஊட்டச்சத்து அப்படின்னா உளுந்தங்களி பலகாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பொண்ணு வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஊருக்கு சொல்லுவது தான் இந்த மஞ்சள் நீராட்டு விழா சிலவங்களுக்கு வந்து இந்த உதிரப்போக்குங்கிறது மூணு நாள் வரும் சிலவங்களுக்கு ஐந்து நாள் வரும் பொதுவாக வந்து ஐந்து நாட்களில் பண்ணுவது சிறப்பு இதுக்கு பல தான் இருக்கும் பெண்கள் வந்து முன்னால் பதினஞ்சு பதினாறு வயதுகளில் தான் இந்த பெரிய பொண்ணு ஆவாங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய பொண்ணு பதினாறு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு வயசில் வரும்போது அப்போ அந்த ஏஜில் உடனே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க இதை வந்து இதை முதல்ல வந்து இந்த பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்குங்கிறத தாய் பார்க்கக்கூடாது அது சிறப்பில்லைன்னு கருதப்படுகிறது அதாவது தாய் மாமன் அத்தை முறையில் இருக்கவங்க பார்ப்பது சிறப்பு அப்படின்னு கருதப்படுகிறது இதில் நாள் கிழமைகள்லாம் இருக்குது இப்போ செவ்வாய்க்கிழமை பெரிய பொண்ணானா குடும்பத்துக்காகாது வெள்ளிக்கிழமை பெரிய பொண்ணானா குடும்பமே முன்னேறும் அவள் வந்து நல்ல வசதியாக வாழ்வா அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது நம்ம பஞ்சாங்கத்தில் அதை பற்றி போட்டிருக்குது இதை வந்து பதினாறு முப்பது நாட்களில் புனித சடங்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது நடத்தப்படும் நிறை நாளி நிறை நாளில் அந்த நாளியில் ஒரு நெற்கொத்து அந்த நெற்கொத்தில் வச்சு பால் சாதம் சோறு கறி வெத்தலைப்பாக்கு தட்டு வெள்ளை ரொட்டி ஸ்வீட்டு பன்னீர் பழங்கள் ஆரஞ்சு வேப்பிலை இல்லை வச்சு மூத்த பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் இந்த சாப்பாடை வச்சு அதை வச்சு ஆரத்தி எடுப்பாங்க அப்படி ஒரு சமூகம் பண்ணுது சிலவங்க வந்து புரோகிதர் வச்சு அதுக்கு ஒரு மந்திரங்கள் பண்ணி இந்த மூணாவது நாள் தள்ளி விடுறது தாய்மாமன் மனைவி வந்து தண்ணி விடணும் தாய்மாமன் மனைவி தண்ணி விடணும் இதில் நிறைய தகராறுகளும் நடப்பது உண்டு சில சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய சகோதரி அத்தை வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் இப்போ அது இப்போ ஒரு ஃபேஷனாக போனாலும் ஒரு ஏழு எட்டு பேர் தண்ணி விடுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு பிரிவுகளில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அது நடந்து கொண்டு இருக்கிறது இதை வந்து கேரளாவில் செங்கன்னூர் பகவதி ஆலயத்திலே பார்வதி தேவி இந்த திருப்பூத்து பூப்படைந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு நாள் பார்வதி தேவி அர்ச்சகர் வந்து போய் சிலையை வந்து ஆடையை சுத்தம் பண்ணும்போது அதில் வந்து கரை படிந்திருந்தது அதிர்ச்சியான அவர் வந்து தாளமண் போட்டி அப்படிங்கிற மூத்த போட்டியுடன் கேட்கும்போது அவர் ஊரில் இருக்க பெண்கள் ஒரு மூணு பெண்களை கூப்பிட்டு இந்த கடவுள் சிலையிலேருந்து வந்த உதரப்போக்கு உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே வடக்கு நிலையில் கோயிலில் ஒரு பந்தல் பண்ணி சாமியை சிலையை வந்து அங்கே கொண்டு வைத்து மூன்று நாட்கள் அந்த ஊர் பெண்மணிகள் அதற்கு காவலி இருந்து அதுக்கப்புறம் சாமியை திரும்பி உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த திருப்பூத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது இது திருப்பூத்து ஆராட்டு விழா அப்படின்னு சொல்லி இந்த மூணு நாள் கிழிஞ்சோடனே அது ஒரு விழாவாக நடத்தப்படுகிறது யானை மேலே வச்சு பம்பா நதியின் கிளை நதி அப்படிங்கிற மித்திரபுலை நதியிலே தாயார் அப்படிங்கிற பார்வதி தேவியை குளிப்பாட்டி நீராட்டி ஆராட்டு ஆராட்டுன்னா நீராட்டுறது யானை மேலே கடவுளை வைத்து அதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடுற வழக்கம் வந்து கேரளாவில் இருக்குது மாதம் மாதம் இந்த செயல் வந்து அந்த ஆலயத்தில் நடக்குது அதாவது சக்தியை வந்து சக்தியின் கண் ஒரு தளம் கால் ஒரு தளம் பாதம் ஒரு தளம் அப்படிங்கிற மாதிரி திருப்பூத்து விழா அப்படிங்கிறது செங்கன்னூர் பகவதி ஆலயத்திலே கொண்டாடப்படுகிறது இதில் வந்து பார்க்கும்போது இதில் வந்து நாள் கிழமை இந்த மாதம் அப்படிலாம் பார்க்க தேவையில்லை பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பதினாறாவது நாளில் பெரிய சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் ஊட்டி சடங்கு நடத்துறது இல்லை ஒரு ஆறு மாதம் கழித்து நடத்தலான்னா ஆறு மாதம் நடத்தலாம் பதினாறு நாள் கழித்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணப்படுகிறது இது வந்து இந்த முற்போக்கு உலகத்தில் இந்த பெண்ணை வந்து பிரபலப்படுத்தும் இந்த சடங்கு தேவையா அப்படின்னு சொல்லி முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேள்வி கேட்குறாங்க அது ஆனாலும் மக்கள் அதை நடத்திட்டு தான் இருக்காங்க ரெண்டு மூணு பெண்கள் இருக்கும்போது இந்த மூத்த பொண்ணுக்கு நடத்துவாங்க ரெண்டாவது மூணாவது பெண்களுக்கு அது கேள்விக்குரிய திருமணம் ஆகிற அன்னைக்கு திருமணம் அன்னைக்கு காலையில் அதை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் நாட்டில் இருக்குது அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒருத்தருடைய அனைவருடைய துன்பத்தையும் நம்மளால் போக்க முடியாது இருந்தாலும் இது தேவையில்லை இது தேவை அப்படிங்கிற பல நூறு கூ கூற்றுகள் இருக்குது நாம் ஜோதிடராக இருக்கிறதுனால இது நமக்கு தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து வீடை புனிதப்படுத்துறது அந்த பெண்ணை புனிதப்படுத்துறது அது ஒரு குழி வெட்டி தென் ஐந்தாவது நாள் தண்ணி விடும்போது இதில் வந்து பூந்தி கொடுப்பாங்க ஊருக்கு பூந்தி வெத்தலையிலே பழம் வைத்து கொடுப்பார்கள் வந்த அன்னைக்கு வெத்தலையில் பழம் வச்சு கொடுப்பாங்க தாய்மாமன் வந்து பழ தார் கொண்டு வருவார் பழத்தார்களை ரெண்டு பழமும் சிலவங்க வந்து இந்த பூப்படைந்த வீடுகளில் நாங்கள் சாப்பிடுவதில்லை கோயிலுக்கு ஆடுறவங்க பூஜாரிகள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க சிலவங்க ஒரு மாதம் வரைக்கும் அந்த வீடை புறக்கணிக்கிற வழக்கம் இருக்குது சில பெண்கள் இந்த சடங்கு நடக்கிற அன்னைக்கு வந்து அந்த வந்து பணம் கொடுப்பார்கள் ஆனால் அதில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் தவறு ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர் வராங்களோ அது கணக்கு பண்ணி தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க எனக்கு உண்மையிலே அது சாப்பிட்டா வாந்தி வரும் அப்படின்னு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பெரும்பான்மையினர் அதை ஒரு பெருமையாக அதை அவாய்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடியது அதை அவங்க அவாய்ட் பண்ணணும் ஃபங்க்ஷன்களில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுருக்கனால அவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி